அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு நைன் ஃபிஃப்டின் ஏஎம் நல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங் இந்த வீக்கில் செகண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆக்சுவலி இது கரண்ட்டில் செல் கால் ஷோ பண்ணுது அதான் ரெட் கலரில் கேண்டில்ஸ் இருக்குது இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வரும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஸோ இப்போ பை கால்க்குரிய ப்ரிப்பரேஷன் ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் ஃபியூச்சர்க்குரிய இது ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கலாம் நமக்கு பை கால் வந்திருக்கு thirty five nine ninety three eighteen வந்துருச்சு ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடர் பை பண்ணிடலாம் ஆப்ஷன் ட்ரேடர் வந்து கால் ஆப்ஷனை வந்து எடுத்துக்கலாம் அதே ஆட்டோ ட்ரேடிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனையே இல்லை அதுவே நமக்கு பதில் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கும் ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த டைமிங் கேப்லேயே பாருங்கள் நமக்கு கிடைச்ச இந்த பை கால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது வந்து ஒரு மந்த்தில் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட்டும் ஹெவி வாலட்டைல் ஹெவி மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நமக்கு வந்து குயிக்காகவே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு பட் இது எல்லா டைமும் நடக்காது அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு நமக்கு ஃபஸ்ட் மினிட்லேயே ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் மினிட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் இப்போ ட்ரேடிங் கூட பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand five hundred call option நல்ல ஒரு இந்த மணி ஆப்ஷன் அதனால தான் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து ஷோ பண்ணுது நைன் தேர்ட்டியில் வந்தது நமக்கு தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு அட் மணி ஆப்ஷனும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் வியூ இருக்கும் ஸோ மீன்வெயில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல செகண்ட் டாரட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் இறங்கிட்டு இருக்கு அதான் ஆப்ஷனும் நமக்கு டவுனில் ஷோ பண்ணுது நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் பக்கத்தில் பார்ப்போம் நமக்கு இப்போ ட்ரெயினிங் போகிறதுக்கு ஸோ இது வந்து thirty six thousand call option thirty six தௌசண்டில் பாருங்கள் சிக்ஸ் தேர்ட்டி நைனில் பை கால் வந்திருக்கு வந்தது நமக்கு ஒரு செவன் ஃபார்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு இதில் நமக்கு ஃபஸ்ட் கேண்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தோம்னா ஃபஸ்ட் கேண்டில் தான் ஆக்சுவலி நமக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு அது பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் கிட்டக்க போயிருக்கு ஸோ இதான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகி போக போக நமக்கு வந்து பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது வந்துடும் இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் இதில் நமக்கு வந்து பைக்கால் வந்து ஃபஸ்ட் த்ரீ கேண்டில் பாருங்கள் ஃபஸ்ட் த்ரீ கேண்டுமே பையிங் ரேஞ்சில் தான் போச்சு ஃபிஃப்த் கேண்டில் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணியிருக்கு சிக்ஸ்டீன் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீல வந்த buy call five eighty four reach ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரிடே வந்து ஆட்டோமேட்டிக் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ